ஓம் சிவோம் வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷா பரபிரம்ம லக்ஷ்மி ஸ்ரீ ஓம் குருவே நமக ஓம் சிவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து லக்னம்னா என்ன ராசி என்றால் என்ன இதற்கான வித்தியாசம்னா இதுக்கு வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ரெண்டு ஒன்று தான் ரெண்டு ஒன்று தாங்கிறத இரண்டுமே ஒரு ஜாதகத்தின் நீங்கள் யார் உங்களின் பிறப்பு என்ன நீங்கள் எதை நோக்கி இந்த வாழ்க்கையில் பயணம் செய்ய போகிறீங்க இல்லை எதை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டால் உங்களோட கர்ம வினையை சரியாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு லக்கணமும் ராசியும் சரிங்களா நிறைய பேருக்கு வந்துட்டு ராசி தெரிஞ்ச அளவுக்கு லக்கணம் தெரியல இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ஏற்கனவே ஒரு பதிவில் போட்ட மாதிரி டிவி ஜோதிடர்கள் தான் காரணம் டிவியில் ஓட்டிடுவேன் ஏன்னா தினசரி அவங்க ராசிக்கு மட்டும் தான் பலன் சொல்கிறாங்க அதனால் மக்களுக்கு பெரும்பாலும் பேருக்கு ராசி மட்டும் என்னென்னு தெரியுது அவங்க என்றைக்கு லக்கணத்தை பற்றி சொல்கிறாங்களோ எல்லா பே எல்லாத்துக்கும் லக்கணம்னா என்ன அப்படின்னு அப்போ தெரிய வரும் உங்கள் ஜாதகத்தில் முக்கியமாக வந்துட்டு உங்களோட உங்களோட குணாதிசயங்கள் கண் சொல்கிறதுக்கு வந்து சந்திரன் போகிறோம் அதாவது உங்கள் ராசி என்னன்னு சொல்லலாம் லக்கணம் லக்கணம்னா என்னங்க ஒரு ஜாதகர் எந்த கர்மவினையை தாங்கி கொண்டு வந்திருக்காரு அதை தாங்கி கொண்டு தாங்கி கொண்டு வரணும் யாரோ ஒருத்தர் கர்மவினை இல்லை போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த செயல்கள் இருக்கு இல்லையா என்னென்ன நல்லது நல்லதும் கெட்டரும் இரண்டுமே ஒருத்தர் மகானாக இருக்கார் ஒருத்தர் ரொம்ப யோகியனாக இருக்கார் ஒருத்தர் எல்லாரும் உதவும் குணம் கொண்டு இருக்காரு இதெல்லாம் உங்களுடைய நல்ல நல்ல கர்மா நீங்கள் எரிஞ்சு எரிஞ்சு விழுவுறீங்க இதெல்லாம் தீய கர்மா அடுத்தவனுக்கு கெட்ட சொல் தீய சொல் பேசுகிறீங்க இதெல்லாம் தீய கர்மம் இதெல்லாம் தாங்கி வந்துருக்கு ஒரு லக்கணம் இருக்கும் அந்த லக்கணத்தில் வந்துட்டு அந்த குறிப்பிட்ட பன்னிரெண்டு லக்கணங்களில் ஒரு லக்கணம் விழும் சரிங்களா அது வந்துட்டு உங்கள் கர்மா மட்டும் இல்லை உங்கள் கூட இருந்த போன ஜென்மத்தில் நீங்கள் பிறந்தீங்க இல்லையா உங்கள் தாத்தா அப்பா அம்மா அது இந்த ஜென்மத்தில் இருக்கிற உங்கள் அப்பா அம்மாவோட கனெக்ட் ஆகி கொண்டு வரீங்க சரிங்களா அதாவது உங்கள் லக்கணத்தை வச்சிடும் இப்போ பிறந்திருக்கிறீங்க பார்த்தீங்களா உங்கள் அப்பா உங்கள் அப்பாவின் குணம் என்ன உங்கள் ஜாதகத்தை வச்சே சொல்கிறோம் இல்லையா உங்கள் அப்பா எப்படி இருப்பார் உங்கள் தாத்தா எப்படி இருப்பார் உங்கள் அத்தை எப்படி இருப்பாங்க உங்கள் மாமா எப்படி இருப்பாங்கன்னு எல்லாம் ராசி வச்சு சொல்கிற கிடையாது லக்கணத்தை வச்சு தான் சொல்கிறோம் இப்போல்லாம் வந்துட்டு ஒரு என்னமோ பண்ணிகிட்ருக்காங்களே ஜோ ஜோசியர்கிட்ட போய் டைம் குறித்து கொடுங்க அந்த டைமில் வந்து குழந்தைய அப்படியே எடுத்துக்கிறோம் அப்படியே உள்ளார கை விட்டு எடுத்துக்கிறோங்கிற மாதிரி நடக்கவே நடக்காது எழுதி கொடுக்குறேன் குழந்தை எந்த லக்கணத்தில் எந்த நேரத்தில் பிறக்க வேண்டும் என்ற விதி இருக்கிறதோ அந்த லக்கணத்தில் தான் பிறக்கும் நீங்கள் ஜோசியர்கிட்ட போய் எழுதிட்டு வந்தீங்கன்னா இயல்பாகவே அந்த லக்கணத்தில் தான் பிறக்கணும் விதி இருக்கும் அது சம்மந்தப்பட்ட ஜோசியர் தான் உங்களுக்கு அப்போ சிக்குவார் அந்த லக்கணத்திலே தான் ஜோசியர் எழுதி கொடுப்பாரு சரிங்களா ஒன்பதாம் பாவத்தில் இந்த மேஷ லக்கணம் ஒன்பதாம் அதிபதி வந்துட்டு தனுசு இந்த லக்கணத்தில் பிறந்தவன் மேஷ லக்கணத்தில் அவங்க அப்பா வந்து ஆசிரியராக இருக்கணுங்க அதுதான் விதி அவங்க அப்பா ஆசிரியராக தான் இருப்பார் ரிஷப லக்கணத்தில் அந்த குழந்தை எப்படிங்க பிறக்க வைக்க முடியும் முடியவே முடியாது அது பிறக்க வைக்க முடியல நடக்காது சரிங்களா அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது வரைக்கும் தெரியாமல் இருந்தீங்கன்னா கூட இதை தவிர்த்துக்கு முற்படுங்க சரிங்களா நீங்கள் வந்துட்டு ஏற்கனவே அதெல்லாம் ஒரு மாந்தியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நம்ம பிடிச்ச லக்கணத்தில் வந்துட்டு பிறக்க வச்சிடலாம் குழந்தைய அதெல்லாம் நடக்கவே நடக்காது அதாவது சூரியனின் ஒளியை கொண்டு பிறப்பதுதான் லக்கணம் சரிங்களா சூரியனின் ஒளி அது வந்து தோன்றும் இடம் அது வந்து உயிர் லக்கணம் என்றால் உயிர் உயிர் தோன்றும் இடம் உங்கள் உயிர் எதை நோக்கி துடித்து கொண்டிருக்கிறது அதாவது என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்களா உங்கள் மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்க நம்ம உடம்புல உயிர் இருக்கான்னு என்னைக்காவது நீங்கள் வந்து உணர்ந்துருக்கிறீங்களா முதல்ல ம் யாராவது அந்த சுவாசிக்கிறது அப்படிலாம் கிடையாது உயிரை நீங்கள் உணர்ந்து இருக்கிறீர்களா ஏனெனில் உயிர் என்பது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை உங்கள் கர்மவனையை தாங்க வந்து நீங்கள் அதன் கட்டுப்பாட்டில் நீங்கள் இயங்கி கொண்டிருக்கிறீங்க அது எப்படி கர்மவனை கட்டுப்படுது அதுக்கு தான் சந்திரன்னு சொல்கிறாங்க ராசி உங்கள் மனதை கட்டுப்படுத்துங்கள் அதை தான் சொல்கிறேன் லக்கினம் ஒருவருக்கு வலுவாகி விட்டால் அவங்க வந்து பிறரை சான்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை பிறரை சான்றிருக்கணும் எல்லாருமே அவங்க அப்பா அம்மா ரெண்டு பணம் அவங்க அவங்க அப்பா அம்மா தான் படிக்கிறாங்க அது இல்லை சுய சிந்தனை உதிக்கும் சுயமாகவே ஒரு முடிவு முடியும் சரிங்களா சுயமாகவே சொந்தமாகவே ஒரு முடிவெடுத்து அதில் வந்து அதிகமாக ஒரு விஷயத்தை கற்றுக்கவும் முடியும் அதனால் லக்கணம் வலுவானவங்களுக்கு ஆனால் லக்கணம் வலுவாயிட்டார் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா அதாவது இப்போ மேஷ லக்கணத்தில் பிறக்கிறாங்கன்னு வைங்களேன் இயல்பாகவே அவங்களுக்கு வந்து அதிகாரம் பண்ணுற குணம் இருக்கும் இயல்பாகவே அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க அவங்களோட கருவணை எப்படி தான் இருக்கும் போன ஜென்மத்தில் யாருக்குமே உதவி செய்யாமல் யாருக்குமே கண்டுக்காமல் இருந்துருப்பாங்க அவங்க இயல்பாகவே இந்த ஜென்மத்தில் பிறண்டு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணு உதவி செஞ்சு உன் கர்மவினையை தீர்த்துக்கோ அடுத்தவங்களுக்காகவே வாழு உன் உன்னை உன்னையினாவே நீ பயனே இருக்க மாட்டே அப்படின்னு உன்னையே நீ உணர வைத்து மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு நீ பிரயோஜனப்படு அதுதான் மேஷ இலக்கணம் விருச்சக இலக்கணம் மற்ற அதாவது மக்கள் தொடர்புங்கிறது அவங்களுக்கு அதிகமாக இருந்திருக்காரு போன ஜென்மத்தில் வந்துட்டு மக ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து தீங்கு செஞ்சோம் மக்கள் சம்மந்தப்பட்டதாக இப்போல்லாம் அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்களா அவங்கள வச்சுப்போம் அவங்க அவங்களாம் அடுத்த ஜென்மத்தில் விரிச்சை மாதிரி தான் பிறப்பாங்க ஏன்னா ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கே வந்துட்டு தீமை செஞ்சுட்டவங்களாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்துட்டு என்ன பிறப்பாங்கன்னா மார்க்கெட்டிங் தொழில் ஆடிட்டரு சரிங்களா பத்திரிகையாளர் அதாவது ஒரு குறிப்பிட்ட அப்புறம் மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொழில் அதாவது மக்களுக்கு உதவி செய்து அவர்களுக்காக பணிபுரி அப்படிங்கிற ஒரு பரவரங்கன்னா விருச்ச லக்கணமாக இருப்பாங்க இது வந்து சாதாரண குணங்கள் மட்டும் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு லக்கணக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்குது அதை நான் பிறகு ஒரு வீடியோவில் தனியாக நான் பதிவு செஞ்சால் தான் சரியாக இருக்கும் இப்போ லக்கணம்னா என்னென்னு புரிஞ்சுக்கங்க உங்களோட பிற உங்கள் அப்பா அம்மா உங்கள் கூட பின்றவர்களின் நிலையை சார்ந்து இருப்பது தான் லக்கணம் சரிங்களா இப்போ புரியுதா லக்கணம்னா எவ்வளோ அத்தியாவசியமானது ஆனால் டிவி ஜோதிடம் யாராவது கையில் எடுக்கிறாங்களா இல்லை உங்களுக்குனா அது பாதி நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஜோதிடம் யாருக்கெல்லாம் கொஞ்சமாக அறிவுக்கு அவங்களுக்குலாம் நல்லா தெரியுது ஆனால் லக்கணத்தை வச்சு பலன் சொல்கிறது வந்து அவ்வளோ சுலபம் இல்லை அது வந்து ஜோதிட மற்ற கிரகங்களின் காரணத்தை வச்சு தான் இயல்பாக க துல்லியமாகவும் இருக்கும் அதுதான் சரிங்களா அதனால தான் வந்து நிறையா பேர் லக்கணத்தை எடுக்கிறது கிடையாது அது ஒரு காரணம் சரி இப்போ லக்கணம் தான் வலுவிழந்துருச்சு லக்கணத்தால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒரு நிலம் வந்துச்சுன்னா ராசி ராசினா என்னன்னா சந்திரன் சந்திரன் வந்து பயணம் செய்யும் இல்லையா ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு நாளுக்கும் அதோட சந்திரன் எங்கெல்லாம் பயணிக்கிறோ அதோட குணம் வந்துட்டு ஜாதகங்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க அதாவது நீங்கள் பிறக்கும் நேரத்தில் பிறக்கும் நேரம் லக்கணம் ஒன்று ஒதுக்கிது அந்த லக்கணத்துலேருந்து சந்திரன் உயிர்னு ஒன்று தோன்றுச்சு அந்த உயிரின் மனம்ங்கிறது வந்து இறை சார்ந்து இருக்குங்க அப்படின்னு சொல்லுவது தான் லக்கணம் சரி இப்போ வந்துட்டு மேஷ லக்கணம்னு வைங்க மேஷ லக்கணம் உயிர் வந்து ஒரு அதிகாரம் பண்ணுறதுக்கு அடுத்தது தொண்டு செய்கிறதுக்கு அப்படின்னு ஒரு உயிர் இந்த கர்மவினை அனுபவிக்கிறது பிறந்திருக்குது அதோட மனம் இப்போ எங்கள் எதில் இருக்கும் அப்படின்னு எப்படி சொல்கிறீங்கன்னா சந்திரன் வந்து சண்டிரன் வச்சு தான் நம்ம ராசியை வந்து வந்து நம்ம சொல்கிறோம் இந்த சந்திரன் வந்து மேஷ லக்கணத்துக்கு மூன்றாம் பாவத்தில் இருக்குதுன்னு வைங்க மூன்றாம் பாவம் மிதுனம் மிருதனத்தின் குணம் எல்லாமே அந்த அதிகாரம் பண்ணும் அது அடுத்தவங்களுக்கு உதவி கொள்ளும் அந்த மேஷ லக்கணத்துக்கு வருங்க அதாவது இப்போ மிருணத்தின் குணம் என்ன மிருணத்தின் மனம் அந்த மூன்றாம் பாவத்தை சார்ந்தே அது இருக்கும் மூன்றாம் பாவம் என்ன தொடர்பு அடுத்தவங்களே தொடர்பு தன்னை வந்து பிறருக்கு காமித்து கொள்ளுதல் பேச்சாளராக காண்பித்து கொள்ளுதல் இதெல்லாம் மூன்றாம் பாவம் அது அந்த அந்த ஜாதகருக்கு வந்து அதிகமாக பிரயாணம் பண்ணணும் குட்டி ஒரு ஷார்ட் ட்ராவல் அதிகமாக பண்ணணும் ஊரை சுற்றிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி குணம் வரும் அப்புறம் எழுத்தாளர் ஆகணும் அப்புறம் வந்து ஒரு பாட்டு சம்மந்தப்பட்ட ஒரு கலை திறமையில் வளர்த்துக்கணும் அப்படியே அந்த ஜாதகரின் திறமை இயல்பாகவே இருக்குங்க சரி அப்பயும் நாலாம் பாவத்தில் இருக்குது அந்த சந்திரன் மேஷ லக்கணத்துக்கு நாலாம் பாவம் அந்த உயிர் தோன்றுச்சுல அந்த அதிகாரமான உயர்வுன்னு மேஷ லக்கணத்துக்கு ஒரு குணம் இருக்குது அந்த அந்த கர்மவினை அனுபவிக்க அதோட குணம் வந்து இப்போ நாலு சந்திரன் கடகராசி சம்மந்தப்பட்டுருவோம் கடகராசிங்கிறது வந்து இயல்பாகவே அவங்க வந்துட்டு உதவி செஞ்சு அவங்க இன்னும் அதிகமாக உதவி செய்வாங்க மேஷ லக்கணம் கடகராசிங்கிறதுன்னு பார்த்தா அடுத்தவங்களுக்காகவே பிறந்த மாதிரி இன்னொருத்தர் கேட்கலாம் கூட தானாக வந்து உதவி செய்வாங்க அவங்க அம்மா மேலே அதிகமாக பாசமாக இருப்பாங்க இப்போலாம் வெளியூரில் நிறைய பேர் வசிக்கிற நிலம வந்துடும் ஆனால் அவங்களுக்கு ஆசை எப்படி திரும்பவங்க இருக்கும் நம்ம சொந்த ஊருக்கே போயிடணும் நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது ஏன்னா நாலாம் பாவம்ங்கிறது வீடு சம்மந்தப்பட்டது சரிங்களா ஆனால் மனம்ங்கிறது நாலாம் பாவம் சார்ந்து தனது வாழ்க்கை முழுவதும் இருக்கும் சரி இப்போ வந்து மேஷ லக்கணத்துக்கு ஏழாம் பாவத்தில் சந்திரன் இருக்குவீங்க சந்திரன் என்ன இந்த ஜாதகரின் மனநிலை இந்த ஜாரு எதை சுற்றி வேணாலும் இயங்கிட்டு இருக்கட்டும் எல்லா நிலைமையில் வேணாலும் இருக்கட்டும் ஆனால் மனம்ங்கிறது வெளியில் யாருக்கும் தெரியாது இல்லையா ஆனால் ஏழாம் பாவத்தில் சென்றன் இருந்தால் அவன் மனைவி மேலேயே பிரியமாக இருப்பான் அப்புறம் நண்பர்களின் மேலே பிரியமாக இருப்பான் மற்ற மற்றவர்களின் நட்பு மூலம் பிரியமாக இருக்க ஆசைப்படுவார்கள் ஏழாம் பாவத்தில் சண்டை நிற்பவர்கள் சில நேரங்கள் காம இச்சியில் அதிகமாக இவர்களுக்கு இருக்கும் ஏழாம் பாவத்தில் சண்டை நிற்பவர்கள் சரிங்களா அந்த மனம்ங்கிறது அதிலேயே குவிண்டு கிடக்குது இவங்க எதில் தான் வந்து நல்லது பண்ணாலும் அவங்க உயிர் இயங்கினாலும் மனங்கிறது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லையா இதுதான் கடிவாளம் போட முடியாதுங்கிற ரெண்டு ஏழாம் பாவத்தில் சந்திரன் இருப்பவர்கள் அப்போ எட்டாம் பாவத்தில் சந்திரன் ஏன்னா மனங்கிறது அவங்க போக்கில் இல்லாமல் போயிடும் இதில் லக்கினாதிபதி தொடர்பு என்றால் ஒரு வந்து கட்டுப்படுத்த முடியும் இதுதான் வந்துட்டு லக்கினத்துக்கும் ராசிக்கும் உண்டான வித்தியாசம் யாரெல்லாம் லக்கினம் வலுவார்ன்ற ஒரு குறிப்பிட்ட ராசி அதாவது மேச லக்கணம் சொன்னேன் ஒரு அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற ராசி இதே தனுசு லக்கணமும் தனுசு ராசியும் அடுத்தவருக்கு உதவி செய்கிற ராசி இந்த ரெண்டு யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆகுதோ அவங்களாம் சேரிட்டி வைக்கிறாங்க அவங்களாம் ட்ரஸ்ட் வைக்கிறாங்க சேரிட்டிக்கு போகிறாங்க சில பேர் வந்து ஆனால் இல்லத்தையும் தானே எடுத்து நடத்துகிறார்கள் இப்போ புரியுதாங்க லக்கணமும் ராசி எப்படி வலுவாகுது சில பேர் லக்கணமும் ராசி ரெண்டுமே வீக்கானவங்க தான் வீடு இல்லாமல் வண்டி இல்லாமல் கோயிலுக்கு வெளியில் அந்த மாதிரி கையேந்தும் நிலை ஏற்படுகிறது இது வந்துட்டு அதான் இதாக சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு ஜோ எடுத்துகிட்டு போய் லக்கணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இந்த லக்கணத்தை மாறிட்டுன்னு ராசியை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா கிரகத்தை என்ன நம்ம கையில் பிடிச்சி நவுத்தி வைக்க முடியும் ஏதாவது ஒரு கிரகம் இடிக்கிறான்னு செய்யும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அது அவர்கள் பிறப்பின் கர்ம விதி அது அப்படி தான் இருக்கும் சரிங்க இப்போ லக்கினமும் ராசியும் ரெண்டுமே முடிஞ்சிடுச்சிங்க இப்போ என்னங்க பண்ணுறாரு அதுக்கு தாங்க சொல்கிறேன் ஒரு உயிரை கட்டுப்படுத்த முடியுமா முடியும் மனதை கட்டுப்படுத்த முடியுமா ராசி என்ற சந்திரன் என்ற மனதை கட்டுப்படுத்த முடியுமா முடியும் அதற்கு எல்லாமே காரகங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஜோதிட ரீதியாக அதான் பல கார ஒவ்வொரு பொருளுக்கும் நம்மை சுற்றி நிறைய காரகங்கள் இருக்கின்றன அந்த காரகத்துவங்களை நீங்கள் பயன்படுத்துங்க அது இன்னும் வலுவாகிடும் இப்போ எதாவது என்ன சொல்லுவோம்னா புதனின் காரகத்துவங்கள் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஜோடில் வந்துட்டு புத்தகத்தை சொல்லுவோம் அப்புறம் கம்யூனிகேஷன் சொல்கிற ஒரு மொபைல் ஃபோனு அதெல்லாம் ராகுவில் வந்துடும் அப்போ எழுத்து சம்மந்தப்பட்டது தகவல்களை சேகரிக்கிறது அதாவது புதன் உனக்கு வீக்காக இருக்குது அப்படின்னா நீ புதனை க பயன்படுத்திக்கோ இந்த புத்தகங்கள் நிறையா படிக்க ஆரம்பிக்கு புதன்கிறது வலுக்க தொடங்கும் ஆனால் மனம்ங்கிறது கட்டுப்படாது முயல்பாகவே கட்டுப்படுதாது காலகட்டம் வலுப்படுத்துறீங்கல்ல ஆனால் அதையும் மீறி உங்கள் முயற்சி என்ற ஒன்றை வைட்டுனா உங்கள் கர்ம வினைக்கான நீங்கள் ஒரு துடுப்பு போட்டு போகிறீங்க ஜெயிக்கிறீங்களோ தோல் தோக்குறீங்களோ அடுத்தது ஆனால் ஒரு துடுப்பு போட்ட போட முற்படுறீங்க இல்லையா இதுதான் வந்துட்டு அந்த மனதை மீறி செயல்படுவது அந்த காலகத்தை உங்களுக்கு அப்போ உயிரை எப்படிங்க செயல்படுத்துவது அந்த எப்படிங்க உணர்றது அதுக்கு தான் வந்துட்டு பல தியான முறைகள் பல யோகா முறைகள் எப்படி இருக்குது பல இதுக்குங்க நீங்கள் வந்து எதை செய்கிறீங்க முக்கியம் இல்லை எல்லாத்துலேயுமே ஒரு உண்மை இருக்குது ஆனால் அந்த உண்மையின் அந்த அந்த வெற்றிங்கிறது தெரியுமா நீங்கள் எப்போ தொடர்ந்து செய்கிறீங்களோ அப்போ தாங்க வெற்றி கிடைக்கும் எதாக இருந்தாலும் செய்யுங்க எது வேணாலும் செய்யுங்க நிறையா முறைகள் நிறையா பேர் இருக்காங்க நிறையா முறைகள் சொல்லி கொடுத்துக்கோங்க சரிங்களா ஒரு சாதாரண முறையை கூட தொடர்ந்து இரண்டு மாதம் மூன்று மாதம் செய்துங்க மனதை கட்டுப்பாடு கட்டுப்பாடு போட்டு உங்களால் செய்ய முடியும் இந்த கட்டுப்பாடோடு இருக்கிறலாம் யாருக்குன்னு இருக்குன்னா அதில் மேசராசி மேசர கணக்காரங்கள் இருக்கும் அது என்ன கடைசி எண்டில் போயிட்டு கொஞ்சம் புஸ்வானம் ஆகிடுது சில நேரத்தில் ஆனால் அவங்களால பண்ண முடியும் சில நேரங்களில் ஆனால் இந்த சந்திரன் பாதிக்கப்படுறவங்களால் பண்ண முடியறதில்ல ஏன்னா சந்திரன் ராகுடைய கேள்வியில் மிக நெருங்கி தொடர்புன்னு அவங்களால மனதை கட்டுப்படுத்த முடியல வேறு மற்ற கிரகங்களை சந்திரன் மேலே பார்வை இருந்தால் அவங்க மனம் அவங்க கட்டுப்பாடிலே இருக்குது அவங்க தானாக மீறி போவோம் அவங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்னா உங்களை கூட உங்கள் கைடன்ஸ் யாராவது கூட வச்சுக்கோங்க அவங்க கட்டுப்பாட்டில் இருங்க அவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ண மாதிரி ஒரு நிலைமைக்கு போங்க தானாகவே முடியும் உங்களாலேயும் மாற முடியும் ஒரு ஹாஸ்டலில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்கள் கொண்டுட்டு வாங்க நீங்கள் கேட்கலாம் ஒரு குறிப்பிட்ட லக்கணத்தில் குறிப்பிட்ட ராசியில் பிறந்தவங்க குணம் இப்படி தாங்க இருக்குமா ச மற்ற கிரகங்களின் சரிக்கையால் குணம் ஓரளவு மாறப்படலாம் ஆனால் பொது குணம்னு ஒன்று இருக்கு இல்லைங்க அவர் மாறவே மாறாரு நான் பார்த்த அனுபவத்தில் சரியாகவே இருக்குது நான் இப்போ நட்சத்திர பலன் போட்டுட்டு வந்திருக்கேன் நீங்கள் அதை பாருங்கள் அதை கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணி பாருங்கள் சில பேர் சார் ஐம்பது பர்சன்டேஜ் தான் சரியாக வருது சில பேர் நூறு பர்சன்டேஜ் சரியாக வருது சில பேர் எனக்கு ஒன்றுமே ஒத்து வரலையே இப்படிலாம் சொல்லியிருக்காங்க சில ரோகிணி நட்சத்திரத்துக்கு எடுத்து பாருங்கள் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பாருங்கள் கமெண்ட் நீங்களே படித்து பாருங்கள் யார் யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு அப்போ புரியும் இந்த ரோ நீங்கள் யாரை வேணாலும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அந்த பொது குணங்கிறது கண்டிப்பாக இரண்டே தீரும் பாம்புனா அது கொத்தினா தீரும் பாம்பில் பல் பிடுங்கின பாம்பாக இருக்கலாம் நம்ம வெளியாக தெரியணும்னா கடல் அமைப்பெல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது அதே மாதிரி தான் எல்லா நட்சத்திர எல்லா லக்கணங்களுக்கும் சரிங்களா கிரகங்களின் சேர்க்கையால் கடைசியில் மாறுபடும் அதையெல்லாம் கட்டுப்படுத்தும் அதான் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் எந்த கர்ம வினையை வந்து செயல்படுத்த பிறப்படுத்திருக்கிறீங்க நீங்கள் எதையெல்லாம் கட்டுப்படுத்திக்கணும் எதில் ஈடுபடக்கூடாது உங்கள் மனம் அதில் தான் போகும் கண்டிப்பாக அது போகும் ஆனால் கட்டுப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லுவது தான் ஜாதகம் சரிங்களா ஜாதகத்தை சாதகமாக பயன்படுத்துங்கன்னு எங்கள் குரு சொல்லுவார் விளையாடுவார் சரிங்களா மனதை அறிந்து செயல்படுங்கள் மனதை கட்டுப்படுத்துங்கள் நன்றி ஓம் சிவ ஓம் ஓம் சிவ ஓம் வணக்கம்